வணக்கம் வெல்கம் டு கலக்கல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் கடையல் இதுக்கு தேவையான பதினஞ்சு எடுத்துருக்கேங்க தக்காளி ஒரு ஆறு கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகா மூணு வரமிளகா ஆறு புளி கொஞ்சமாக மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் ஒரு வரமிளகா பெருங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை உப்பு தேவையான அளவு கத்திரிக்காயை அறுத்த உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க அதே தண்ணியில் எல்லாத்தையும் இப்போ கொட்டிக்கலாம் தக்காளி பச்சை மிளகா வரமிளகாய் புளி மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க குக்கரில் நாலு விசில் விட்ட எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்து வச்சுங்க வேக வச்ச தண்ணி வடிகட்டிடுங்க இந்த வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க கடையும் போது கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி கிளறிக்கலாம் உப்பு தேவையான அளவு அடைஞ்சிட்டு தாளித்து கொட்டி வச்சிடலாம் மட்டன் பருப்பு கொஞ்சம் சீரகம் ஒரு மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலும் போட்டு தாளித்து கொட்டிடுங்க கத்திரிக்காய் கடைகள் ரெடி சாப்பாட்டுக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ